Thank you. முதல் மீட்டிங் ஐயாவோட இந்த புஸ்தகம் படித்த உடனேயே இவ்வளவு சுலபமாக இருக்கே ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாக்கியெல்லாம் தோண ஆரம்பித்தது அதுக்கு மற்ற வழி காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலை நமக்கு ஒத்துக்கல எது நினச்சி போனேனோ அது கிடைக்கல நான் நேரில் பார்த்த உடனே இவ்வளோ சிம்பிளாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கலை சிம்பிள்னால் பியாண்ட் சிம்பிளிசிட்டி எளிமைன்னு சொன்னால் அதுக்கும் கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு இருக்கிறவர் அவர் பேச்சிலேருந்து நடவுடைய பாவனையிலேருந்து எல்லாம் பார்த்தேன் ஆன்மீகங்கிறது எவ்வளோ எளிமையானதுங்கிறது அவர் பார்த்து அவர் புஸ்தங்களை படித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டேன் இனிமேல் ஆன்மீகத்தை பற்றி இதை விட எளிமையாக யாராலையும் சொல்ல முடியாது அதை நான் தீர்மானமாக ஏன் தீர்மானமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஐயா சொல்கிற வழியானது நிஜமாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இதுதான் நான் எப்படி பகவத் பாதைக்கு வந்தேங்கிறது இது என்னுடைய தேடல்கள் எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோம் போகிறோம் அதை முடித்து வச்ச ஒரு பெரிய அனுகிரகம்னு வடமொழியில் சொல்கிறோம் அந்த பெருமை வந்து ஐயாவை தான் சேரும் அதுக்கு eternally I am indebted to கடைசி வரைக்கும் நன்றி அழிவதாக இருப்பேன் திருப்தியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்போ எனக்கே தான் தோணினது அப்போ தான் ஏதோ அந்த இறையிடம் இறைவன் எங்கும் நிறைந்த பரிபூர்ணான் அந்த மேன அதுக்கிட்ட சொன்னதுனால என்ன தெரியல பகவத் பகவத்கீதா சமாச்சாரம் வந்து சேர்ந்தது அதனால் அந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்க நேர்ந்தது ஏன்னா படிக்கிறப்பவே ஒரு திருப்தி வந்துடுத்து எனக்கு இந்தியாவில் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கு அப்படின்னா இதுதான் நினைக்க சாத்தியமான காரியமா நடக்கக்கூடிய காரியமா இது வேண்டாத எண்ணம் தானே தூக்கி எரிய வேண்டியது தானே இப்போ காஃபி சாப்பிட்டா ஆ அது பண்ணலாம் உடனே எழுந்து போய் டிகாக்ஷன் எடுத்து பொடி போட்டு டிகாக்ஷன் பண்ணி பாலை காய்ச்சி காஃபி சாப்பிட்டு கரெக்டாக கலந்து வந்து உட்காந்து சாப்பிடும் ஸோ புறத்தை செய்வன திருந்தச்சை செய் எவ்வளோ நிம்மதி நினச்சதை பண்ணிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நினை தேவையானதை நினைக்கிறது தேவைப்படுறப்ப அதை தீர்மானமாக நல்ல முறையாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுறது தீர்மானம் நல்லா செய்வன திருந்து அழகான வார்த்தை அழகான வார்த்தை செய்வன திருந்து வேண்டாததை தூக்கி போடுறோம் வீடு நிறைய குப்பை இருக்குன்னா வச்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்த குப்பை தான் அது எதுக்கு தூக்கி போடணும் வைக்க போகிறது தூக்கி போட்டுருவோம் அந்த இடத்த க்ளீன் பண்ணி போடுவோம் இங்கே அது கூட அவசியம் இல்லை அது வேண்டாத குப்பைன்னு தெரிஞ்சாலே போதும் குப்பை இருக்குது அது போயிடும் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அதாவது பிரச்சனைங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆரம்பத்துலேருந்தே கடைசி மூச்சு வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் போகிறது முந்தி வந்து இந்த பிரச்சனை ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு அது அதை பற்றி நிறைய திங்க் பண்ணி அவஸ்தப்பட்டது தான் முக்கியம் சிம்பிளாக போயிடுத்து எந்த பிரச்சனையுமே பிரச்சனையாக இல்லை ஏதோ அங்கே போய் காஃபி சாப்பிட்டு வரலாமா அஞ்சு ரூபா கொடுத்து என்ன பார்த்தேன் பர்ஸ் எடுத்துட்டாச்சு அஞ்சு ரூபா போட்டுட்டாச்சு போயாச்சு கடையில் காஃபி சாப்பிட்டு ஜோரி முடிஞ்சு போச்சு அப்புறம் நான் அப்புறம் ஹோல் டேஸ் பிஃபோர் யூ அப்புறம் பிரச்சனை ஒன்றும் இருக்கிற பள்ளத்தில் வந்தால் தான் பிரச்சனை ஸோ பிரச்சனை வந்து பிரச்சனையாக இருக்கிறது இல்லை நீங்கள் வயசாகிடுதுன்னு சொன்னீங்கன்னா ஃபினிஷ்ட் உங்கள் உடல் வந்து அறுபதுல இருந்தால் கூட இரநூறு வயசு மாதிரி ஆகிடும் சுண்டு வரல கூட நாட்ட முடியாது அந்த வார்த்தையை சொல்லப்படுது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அது வேண்டாத வார்த்தை அந்த வேண்டாத சிந்தனை ஆல்சோ எண்ணம் ஆல்சோ நீ ஒன்றும் அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணலை உண்டாக்கலை இருந்தோ வருது எங்கே வேணால் போயிட்டு போட்டு விட்டுரு அவ்வளோதான் ஒரு பெரிய கட்டையை தூக்கி ஆற்று வெள்ளத்தில் போட்டால் அது படி முதந்துன்னு போயிட்டே இருக்க முடியும் அந்த பிரவாகத்தில் அந்த மாதிரி முதந்துன்னு போயின்று அவ்வளோதான் சூன்ய பிரவாகம் ஐயாவோட புரிதல் அஞ்சு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இது இதுக்கு மேலே தான் சொன்னது இதுக்கு மேலே எளிமையாக யாரால் இனிமேல் எந்த அவதாரம் வந்தாலும் கூட சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு எளிமையாக முடிச்சு விட்டார் அவர் எல்லோருக்கும் வணக்கம் பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூத்த இசைக்கலைஞர் மதுரை திரு ஜிஎஸ் மணி ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வந்து கலைமாமணி விருது நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார் அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது மாமா வாங்கின விருதுகள் அதோடு இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸில் சம்ஸ்கிருதம் தெலுங்கு தமிழ் இதுலலாம் இரநூத்தி அறுபதுக்கு மேலே பாடல்கள் எல்லாம் இசையமைச்சிருக்கார் பாடல்களையும் இயக்கியிருக்கார் அதே மாதிரி All India Radio Chennai All India Radio other stations Doordarshan இங்கெல்லாமும் இசையமைச்சிருக்கார் சினிமாலேயும் ஐயா தன்னோட திறமையை காமிச்சிருக்கார் எம் எஸ் விஸ்வநாதன் கூட கமலஹாசன் கூட அவா கூடலாம் ஐயா தன்னோட திறமையை காமிச்சிருக்கார் இன்னைக்கு நம்ம ஞானம் புத்தி இதை பற்றி ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணி சில கேள்விகள் கேட்கலான்னு வந்திருக்கோம் வணக்கம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா ஐயா இப்போ நீங்கள் கர்நாடக இசையில் உச்சத்தில் இருந்தேன் இல்லையா உங்களுக்கு இந்த ஆன்மீக தேடல் எப்படி ஐயா ஏற்பட்டது சின்ன வயசுலேருந்து இது உண்மையில மதுரையில் எங்களுக்கு ஒரு பாய்ஸ்க்கு எல்லாருமே எல்லா பாய்ஸ்க்குமே டெ கார்த்தால டெய்லி மீனாட்சி கோவிலுக்கு போகிற பழக்கம் உண்டு மீனாட்சி கோயிலில் சாயந்தரம் சாயந்தரம் கூட போவோம் மார்னிங் வந்து டெஃபினட் கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் அப்படி வர்றப்ப சில பேருடைய அதிர்ஷ்டம்னு சொல்லணும் சில பெரியவா நடுவில் வந்து நித்தியம் ஒன்று பார்க்குறேன் எனப்பா என்ன அப்படி என்ன இருக்குது மீனாட்சி கோயில்னு கேட்பா தெரியல சொல்லுங்க இப்போ சின்ன வயசுனால தெரியாது சொல்லுங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவா கேட்போம் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பெரியவாலாம் சொல்லி ஒரே அடியாக அம்பாள் மேலே பக்தியை டெவலப் பண்ணி விட்டா ஸோ அதில் அதிலேருந்து அம்பாள் மேலே ஒரு தனி அட்ராக்ஷன் அட்மிரேஷன் இன்வால்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அந்த மாதிரி ரொம்ப தீவிரமான ஈடுபாடு அது அந்த தீவிரமான ஈடுபாடு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் பரமா உபாசனைன்னு சொல்லுவாள் வழிபாடு முறையில் ஸ்ரீவித்யான்னு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் கொண்டு போய் இறை சேர்த்தது அதில் சேர்த்து அதில் எது முக்கியம் அதாவது கடைசி கட்ட விதமாக பூர்ண தீட்சைன்னு சொல்லுவோம் அது வரைக்கும் அந்த ஸ்ரீவிதியெல்லாம் பூர்ண தீட்சை ரொம்ப சின்ன வயசுலேயே கிடச்சி கொடுத்து அதெல்லாம் அது ஒரு சைடு அது அதனால் சிவன் மேலே பக்தி குறவுன்னு சொல்ல முடியாது எனக்கு திருவாசகம் தேவாரத்தில் ஈடுபாடு நிறைய உண்டு இதனால் திருவாசகத்தில் வந்து நமசிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க சொல்லாத நாளே கிடையாது இன்றைக்கும் காலையில் சொல்கிறேன் அது ஸோ அந்த இந்த இதனுடைய டெஃபனேஷன்லாம் அப்போ சின்ன வயசில் என்ன ஏதுன்னு புரியாது இந்த தேவி வழிபாடில் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறப்போ சஜான் உட்ராஃப்னு ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து ஆயிரதர் ஆவலான் அப்படிங்கிற புனைப்பெயரில் நிறைய தந்திர சாஸ்திரத்தில் புஸ்தகம் எழுதியிருக்கார் கணேஷன் கம்பெனிங்கிறதா பப்ளிஷ் பண்ணி ஈவன் தான் விட் இஸ் அதெல்லாம் படிக்க நேர்ந்தது சில இது லைப்ரரியில் சில பேர் வீட்டிலேருந்து வாங்கி படித்து எல்லாம் பண்ணி ஸோ அதில் தீவிரமாக ஒரு ஸ்ரீசக்கர பூஜைன்னு சொல்லுவேன் அதில் அதில் ஈடுபட்டு அதில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இதுதான் எப்படி ஆன்மீக தேடல் ஆரம்பத்துக்கு காரணம் இதுதான் ஸோ ஸ்ரீவித்தை வந்து தொடர்ச்சியாக it was keeping me all right சென்னைக்கு மதுரையை விட்டு சென்னைக்கு எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்தேன் அப்போ கூட நித்தியப்படி பூஜையெல்லாம் உண்டு பண்ணிட்டு தான் என் வேலைக்கு போவேன் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டுடியோ ரெக்கார்டிங் இருக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவார் நான் நாலு மணிக்கு எழுந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக போயிட்டு இப் இப்படி அது இன்ட்ரெஸ்ட் மேலே வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு திட்டத்துக்கு போனதுக்கப்புறம் இதோடு இல்லையே வேறு ஏதாவது இருக்கணுமே நான் உபனிஷத்துலாம் வாசின்னு இருக்கிறதுனால அதெல்லாம் ஸோ வேதாந்தத்தில் பூஜை வெளியில் தானே பூஜை பண்ணுறோம் உள்ளேயும் பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்களே இது எப்படி உள்ளே பூஜை பண்ணுறது இது என்னடா வெளியே உள்ளு இந்த உபதிரவங்கள்லாம் அப்போது தேடல் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரிஷிகேஸில் சிவானந்தர் ஆசிரமத்தில் மூணு மாதம் தங்கியிருந்தேன் அவர் கிறிஸ்டியானோவா சிவானந்த சுவாமி அந்த ஃபோட்டோ கூட இங்கே இருக்குது பார்க்கலாம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அவர் பிளாட்டினம் அவருடைய எழுபதாவது வயசு ஜூப்ளி பிளாட்டினம் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் நிறைய பிரிவாங்க சிங்கேரி பெரியவர் அப்புறம் யூஜின்னு ஒரு யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அங்கே லக்னோவில் வந்து பாப்பாஜின்னு ஒருத்தர் இந்த மாதிரி போகிறப்போ வரிசையாக அப்படியே வந்து நிற்கிறப்போ எதுலேயும் நிற்க முடியல கிரியா யோகம் பண்ணேன் பாபாஜின்னு சொல்கிறாங்களா இல்லையா ஸோ அதுலேயும் அட்வான்ஸ் ஆனேன் அதுவும் திருப்தி அடையலை நான் தான் வி ஆர் சூஸிங் அதை தப்பான வழியில் செலக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோமோன்னு கூட சந்தேகம் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர மிஷனில் சேர்ந்தேன் சகஜ மார்க் அதில் ப்ரிசப்டாராக அவள் பண்ணினேன் ஸோ எங்கே போனாலும் ஒரு அட்வான்ஸ் ஒன்று இருந்தது அது இட் டின்ட் சாட்டிஸ்ஃபை மீ கடைசியில் இந்த இசைக்கு நான் வந்த காரணமே நாம சங்கீர்த்தம் பஜனையில் பாடி பாடி தான் இங்கே வந்திருக்கேன் நான் ஸோ கிருஷ்ணா நாமா கோவிந்தம் சொல்லிட்டு இருந்தால் கூட போருமேங்கிற லெவலுக்கு வந்துட்டேன் இது எதுக்குடா இந்த உபதிரவம்லாம் அப்படின்னு அப்போது இவ்வளவும் பண்ணி உங்களுக்கு நிம்மதி இல்லையேன்னு வீட்டில் சொன்னான் என் ஒய்ஃப் சொன்னான் ஆமாம் ஆமாம் வாஸ்தவம் தான் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்களே தான் இதுக்கு முடிவே கிடையாதா அப்படின்னு இது இங்கே தான் இந்த வீட்டில் தான் காடு முடிவு இல்லை போல் இருக்குது தேடித்தே இருக்கணும் போல் இருக்கு இப்படி தான் தலையெழுத்து அப்படி தான் இருக்கோ என்னமோ தெரியல அப்படின்னு இதில் வந்து இப்படி சுற்றிண்டு வர்றப்போ ஆக்சிடென்டலாக ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு அவர் ஞானத்தை இந்த புஸ்தகம்லாம் இருக்குது நர்மதாவில் போட்டிருக்காங்க நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த ஆன்மீக விடுதலையும் ஏதோ ஒரு புக்கு ஒன்று இப்போ ரிமெம்பர் கரெக்ட் ஐயா பசங்க எல்லாமே இருக்கீங்க அது அது வாங்கிட்டு வந்து படித்தேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் சார் அவரை பற்றி நீங்கள் படிங்க அவரை பற்றி வந்து சூன்ய பிரவாகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது கோயம்புத்தூரில் கார் எழுதியிருக்கார் அதை படிச்சுட்டு அப்புறம் ஐயாவை படிங்க புரியும் அப்படின்னு இப்போ சூன்ய பிரவாகம் இட் இம்ப்ரெஸ்ட் மீ ட்ரமண்டஸ்லி சூன்ய பிரவாகம் படித்த உடனே நான் ஐயாவை அங்கே அந்த நர்மதா அந்த பப்ளிஷர்ஸ் தான் ஐயா நம்பரை கொடுத்தாங்க நான் நேராக திருச்செந்தூருக்கு பேசினேன் பார்க்கணும் நீங்கள் இப்போ வர வேண்டாம் நானே மெட்ராஸுக்கு வரேன் நானும் இன்றைக்கி வரேன் இந்த அட்ரஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அட்ட விலாசம் ஃபோன்லாம் கொடுத்தார் இந்த முதல் நானும் என் ஒய்ஃபுமா போய் அவர் அங்கே புஸ்தம் படித்த உடனேயே இவ்வளோ சுலபமாக இருக்கே ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாக்கியெல்லாம் தோண ஆரம்பிச்சது அதுக்கு மற்றபடி காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலை நமக்கு ஒத்துக்கலை எது நினச்சி போனேனோ அது கிடைக்கல அப்புறம் ஐயா சொன்னது முழுக்க எனக்கு பகவத்தையா பேசினது ஏதோ நேரில் என்னோட பேசுகிற மாதிரியே இருந்தது புஸ்தகத்தை படிக்கிறப்போவே நான் நேரில் பார்த்த உடனே இவ்வளோ சிம்பிளாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கல சிம்பிள்னால் பியாண்ட் சிம்பிளிசிட்டி எளிமைன்னு சொன்னால் அதுக்கும் கீழே எதாவது இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு இருக்கிறவர் அவர் பேச்சுலேருந்து நடவுடைய பாவனையிலேருந்து எல்லாம் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே மா ஐயாவை பார்த்துருப்பீங்க செஞ்சுருப்பீங்க ரொம்ப கவர்ந்தார்னு சொல்லுவான் தமிழ் அந்த மாதிரி hey attracted me very much அப்புறம் ஒரு புஸ்தகம் விடாமல் எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி படித்து அப்புறம் ஞானமுகம் அங்கே மெட்ராஸில் நடக்கிறது அதெல்லாம் அட்டன் பண்ணி இது தாண்டா வழி அவர் சொன்னாப்பில் ஆன்மீகங்கிறது எவ்வளோ எளிமையானதுங்கிறது அவர் பார்த்து அவர் படித்ததுக்கு படித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டேன் எண்ணங்கள் எங்கேருந்தோ வருது அது வேண்டி வந்துட்டு போகட்டும் வேண்டியதை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வேண்டியது உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா செய்வன திருந்தச்சு அதை நல்லபடி வெளியில் அப்போ தான் இந்த அகம்புறம் சமாச்சாரம்லாம் புரிய ஆரம்பிச்சது அந்தர்கதம் பகிர் பகிர் பகிர்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறேன் இனிமேல் ஆன்மீகத்தை பற்றி இதை விட எளிமையாக யாராலையும் சொல்ல முடியாது அதை நான் தீர்மானமாக ஏன் தீர்மானமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த அத்தனை புஸ்தகம் வாசிச்சிருக்கேன் ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லையும் சரி இவ்வளோ எளிமை இது அதுக்கு மேலே கிடையாது இங்கிலீஷில் சொல்கிறப்பல இட்ஸ் லாஸ்ட் வேர்ட் அப்படி தான் சொல்லணும் ஸோ இந்த முறை இந்த மெத்தட் ஐயா சொல்கிற வழியானது நிஜமாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அது அவள் ஐயாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கூட இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சேலத்தில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களும் பகவத் பாதை மேகசின் மூலமாக கூட ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு நம்மளால் உபகாரம் செய்கிறதுனா வாய்க்கு நம்ம ரெண்டு பேர்கிட்ட சொன்னால் போகிறோம் ரெண்டு பேரில் ஒருத்தர் வருவான் வரட்டுமே அப்புறம் அப்படி போகும் அப்படி இது பரவ வேண்டிய ஒரு சமாச்சாரம் அதாவது மக்களுடைய நலனுக்காக பரவ வேண்டியது ஆன்மீக தேடல் எதுக்கு அப்படின்னா ஆன்மீக தேடல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் வருவதை எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடியும் அது பகவத்தையாவனுடைய அறிவுரைகளினுடைய ஒரு அடிப்படையே அப்படித்தான் தெரிகிறது எனக்கு நல்லா மாற்றுறது ஆளெல்லாம் அதாவது ஐயா சொன்னது கொஞ்சம் அபியாசம் சும்மா அப்பப்போ அஞ்சஞ்சு நிமிஷம் பத்து பத்து நிமிஷம் அபியாசம் பண்ணால் கூட போகும் அது எப்படி கம்ப்ளீட்டாக ஆளை மாற்றுறதுன்னு தெரியும் அங்கிலீஷ் இங்கிலீஷில் சொல்லப்போ டாப் சீட் அறுவை அப்படி மாற்றும் அது இது இயற்கையாக பார்த்து அந்த வேர்டு இயற்கைன்னு சொல்ல நாம் இது பழக்கத்தில் சொல்கிறதுன்னா ஆண்டவனாக பகவானாக பார்த்து அனுப்பிச்ச ஒரு பெரியவர் அவர் அவ்வளோதான் சொல்லுவேன் இதுதான் நான் எப்படி பகவத் பாதைக்கு வந்தேங்கிறது இது என்னுடைய தேடல்கள் எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோம் போகிறோம் அதை முடித்து வச்ச ஒரு பெரிய அனுகிரகம்னு வடமொழியில் சொல்கிறோம் அந்த பெருமை வந்து ஐயாவை தான் சார் அதுக்கு eternally I am indebted to கடைசி வரைக்கும் நன்றி அறிவுடன் இருப்பேன் ஐயா இங்கே பகவத் ஐயா மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக தேடல்லாம் ஈடுபட்டிருந்தேன்னு சொன்னீங்க அதில் நிறைய அந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது அதில் தோல்வி வரும்போது அதில் தோண்டு போகும்போது அதை எப்படி சமாளிச்சிங்க அதில் எப்படி அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரைட் வெளியில் பூஜை பண்ணிட்டு ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தீவிரமாக பண்ணிட்டு இருந்தேன் எது எடுத்தாலும் தீவிரமாக போகிறது தான் வழக்கம் அது சுபாவம் திருப்பி திருப்பி திருப்பி பூஜை தானே பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன எண்டே இல்லையா ஆனால் எவ்வளவோ பிரிவாக அந்த ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் பெரிய பிரிவாலாம் இருந்திருக்கா அவள் சித்தியெல்லாம் அடைஞ்சு மிரக்கல்ஸ்லாம் பண்ணியிருக்கா மிரக்கல்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அது அவசியம் இல்லை இப்படி எனக்குள்ளே ஏற்றது ஸோ அது டிசப்பாயிண்ட் ஆன உடனேயே யார்கிட்ட போய் நான் இது எனக்கு அவ்வளோவா சரியாக வரல அம்பாள்கிட்டே எனக்கு வேறு வழி காட்டு ஏன்னா அது ஒன்று தான் கையில் இருக்குது எங்கள்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது அப்போது that was only thing I prayed பிரார்த்தனை பண்ணேன் அப்படி பிரார்த்தனை பண்ணதில் தான் ஒவ்வொன்றா வந்தது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்திருக்குது அப்புறம் கிரியா யோகம் பிறகு மூச்சு போயிடுச்சு அது பண்ணி ஸோ வெளியில் பூஜை பண்ணுறது பதிலாக உள்ளே மூச்சை வச்சுட்டு பண்ணணும் கிரியா யோகம்ங்கிறது ஹிமாலயத்தில் பெரிய பெரிய வளருது அது அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணலை என்ன நூற்றி எட்டு கிரியா பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க நான் வந்து ஐம்பத்தி நாலு கிரியா வரைக்கும் வந்தேன் நான் தயா மாதான்னு அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்த அம்மா மெட்ராஸ் அந்த அம்மா டைரெக்டாக தீட்சை கொடுத்தா எனக்கு அப்புறம் அந்த அம்மா இவன் போனோம் பார்க்கணும் நீ வா அப்படின்னா இங்கே நானும் இவ்வளோமா போகணும் அப்போ அவன் அவளுக்கு தீட்சை பண்ணி வச்சான் அந்த அம்மா இந்த மாதிரி தோல்விங்கிறது வந்து ஒரு அத்திருப்தி வரும் வேற ஒன்றும் இல்லை என்னடா இதுக்குன்னு மெனக்கடுறோம் பர்ஃபெக்டாக ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லை அந்த மெசேஜை ஜனங்களுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னார் வள்ளலாருங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க கொலை போல தவிர்த்தல் அப்படின்னா அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா எனக்குத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் திருப்தியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்போ எனக்கே தான் தோணினது அப்போ தான் ஏதோ அந்த இறையிடம் இறையினோட எங்கும் நிறைந்த பரிபூர்ணான் அந்த அதுக்கிட்ட சொன்னதுனாலேன்னு தெரியல ஆக்சிடென்டலாக பகவத்கீத சமாச்சாரம் வந்து சேர்ந்தது அதனால் அந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்க நேர்ந்தது ஏன்னா படிக்கிறப்பவே ஒரு திருப்தி வந்துடுத்து எனக்கு அவரே தன் இது இவ்வளோ எளிமையான சமாச்சாரத்தை ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க சிக்கல் படுத்தி வச்சுருக்காங்கன்னு புஸ்தகத்தில் சொல்கிறார் அதே அண்ணன் தான் எனக்கும் தோணுது தேவையில்ல நம்மளை விட நமக்கு முன்னால் ஒருத்தர் திண்டாடி தெருவில் நின்று கண்டுபிடிச்சி வச்சுட்டார் அதனால் அதை கொஞ்சம் தீர்மானமாக பண்ணி பார்ப்போம் இல்லை பெருசாக எளிய முறை பண்ணி பார்க்குறதுல ஒன்றுமே கிடையாது எளிய முறை வேணுங்கிற எண்ணங்களை வெளியில் கொண்டு வந்தேன்னா செய்வான புறத்தில் செய்வான திருந்துச்சு வேண்டாத அதை பற்றி வந்துட்டு போட்டு விட்டுவிட வேண்டியது தானே ரொம்ப சரி அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் நான் சில பேர் பேச வருவா ஐயா என்ன சொல்கிறாரு நீங்கள் இப்போ இது மவுண்ட் ரோடில் நிற்கிற எத்தனையோ கார்லாம் போகிறது ரிக்ஷா போகிறது இந்த மாதிரிலாம் என்ன சில பேர் பார்க்க வர்றப்போ கூட சொல்லுவேன் நீ போய் மவுண்ட் ரோட்டில் நிற்கிற ஆட்டோ போகிறது கார் போகிறது மனுஷா போகிறது பஸ்ஸஸ் போகிறது எத்தனையோ போகிறது எதையாவது நீ க அட்டாச்மெண்ட் வைக்கிறீங்க யாரதோ வந்துட்டுருக்கு இருக்கு பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் பாட்டு வெளியில் திருப்பி உள்ளே போயிடுற அது மாதிரி எண்ணங்கள் எத்தனை வந்தால் என்ன நீ பாட்டியை பார்த்துக்கிட்டு விட்டுது இவ்வளோ கஷ்டமே இல்லை ஐயா சொல்கிற மாதிரி வேண்டாதது இப்போ எனக்கே ஒரு எண்ணம் வருது நாம் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது இந்தியாவில் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கு அப்படின்னா இதுதான் நினைக்க சாத்தியமான காரியமாக நடக்கக்கூடிய காரியமாக இது வேண்டாத எண்ணம் தானே தூக்கி எறிய வேண்டியது தானே ஒன்றும் பண்ண பேசாமல் இருந்தோம் அது போயிடும் அது பிரைம் மோடியோடய போய் நின்றுக்கும் அது அது எப்படி வேணால் போட்டோம் நமக்கு என்ன இப்போ காப்பி சாப்பிட்டா ஆ அது பண்ணலாம் உடனே எழுந்து போய் டிகாக்ஷன் எடுத்து பொடி போட்டு டிகாக்ஷன் பண்ணி பாலை காய்ச்சி காஃபி சாப்பிட்டு கரெக்டாக கலந்து வந்து உட்காந்து சாப்பிடும் ஸோ புறத்தை செய்வன திருந்த செய் எவ்வளோ நிம்மதி நினச்சதை பண்ணிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நினை தேவையானதை நினைக்கிறது தேவைப்படுறப்ப அதை தீர்மானமாக நல்ல முறையாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுறது தீர்மானம் நல்ல செய்வன திருந்த அழகான வார்த்தை அழகான வார்த்தை செய்வன திருந்த செய் அது உடலுக்கு ஆரோக்கியம் கூட திருந்த செய்யுங்கிறது ஏனோ தானோன்னு உணோம்னா நல்லா இருக்காது ஏன்னா மனசை சரியாக பண்ணலையேன்னு குத்திகிட்டே இருக்கும் மனசில் என்ன இருக்கோ அதுதான் உடலில் மைண்ட் இஸ் தி பாடி மனசில் ஒன்றுமே இல்லை நிர்மலமாக மாதிரி பாடியிலையும் ஒரு புத்தனும் இருக்காது நிர்மலமாக இருக்கும் பாடியும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொரு சீக்ரெட் இது ஐயா சொல்லலையே தவிர நான் சொல்கிறேன் மனசில் ஒன்றும் அது பாட்டி வந்துட்டு போயிட்டுருக்கு மனசை அஃபெக்டே பண்ணலை அப்படிங்கிறப்போ உன் உடலில் ஒரு அஃபெக்ஷன் இருக்காது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் டிசால்வ் ஆகி போயிடும் இது புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது ஐயா சொல்ல தெரியாதுங்கிறது இல்லை ஐயா வந்து ரொம்ப சொல்கிறது இல்லை இதை பற்றி மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கா மனமது செம்மையானால் உடல் ஆரோக்கியமும் செம்மையாக இருக்கும் எவ்வளோ சுலபம் எவ்வளோ சுலபம் ஆ நம்ம ஒரு அதிர்ஷ்டம் நாம் உயிரோடு இருக்கிறப்போ இப்படி சொல்லக்கூடிய பகவத் ஐயாவும் நமக்கு சொல்கிறதுக்கு இருக்கார் கிடச்சிருக்கு இந்த மாதிரி கிடச்ச வழியை ஐயா சொல்லியிருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப எளிமை அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது நீங்கள் உட்காந்திங்கன்னு பத்து நிமிஷம் உட்காந்தாலே எத்தனை ஊர்பட்ட எண்ணங்கள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும் வரட்டும் அப்படின்னு உட்காந்து ஆ என்ன என்ன நோட்டமோ வாங்கோ அப்படின்னு அந்த எண்ணங்களை நானே இன்வைட் பண்ணுவேன் வாங்காது என்ன வராது பேசாமல் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும் ஹாயாக மனசை நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நிம்மதின்னு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கு நிம்மதின்னு சொன்னால் கூட அது உன்னை சார்ந்தது ஆகிடுறது அது கூட இருக்காது ஒரு சூன்ய ஸ்தித்தின்னு சொல்லாலே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்திதி ஒன்று அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும் அதை அனுபவத்தில் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப பாக்கியசாலிகள் இந்த இதை ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ணாலே இது வந்துடும் ஐயா சொன்ன வழியில் இது வந்துடுத்துன்னா யார் அபியாசம் பண்ணுறாங்களோ அவள் ஆளே மாறிடுவாங்க நிம்மதியாக பொறுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க இதுக்கு மேலே இனிமேல் இதுக்கு மேலே வழி யாராலையும் சொல்லவே முடியாது அதாவது மேலேருந்து கீழே வரும் தரையில் வந்து தட்டியாச்சு ஏரோப்ளேன் வைங்க அதுக்கு நம்ம எப்படி கீழே போக முடியும் தரையில் தாண்டி இதுக்கு மேலே கீழே போக முடியாது அந்த மாதிரி இதுக்கு மேலே எளிமையாக உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் பரிபூர்ணமான ஒரு அபிப்பிராயம் என்னென்னா ஐயா சொன்னதை வந்து நீங்கள் அபியாசம் பண்ணுறதோடு இல்லாமல் அபியாசத்துக்கு எது என்ன உட்காந்து மூ மூச்சை பிடிச்சின்னு உட்காந்து ஒன்றுமே பேசாமல் உட்காந்து நீங்கள் அப்படியே தெய்வமேனு இருந்து அந்த காலத்தில் சொல்லுவாள் அந்த மாதிரி தெய்வமே இங்கே தெய்வம்ங்கிறதுக்கு பதிலாக நீ நீயா இரு அவ்வளோதான் ஃபினிஷ் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எந்த எண்ணமும் உனக்கு ஃபாரின் தான் உனக்கு அது வெளி தான் எந்த எண்ணமும் it's a foreign matter for you எங் எண்ணங்கள் எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணும் எதுக்கு எங்கேருந்தோ வருது எங்கேயோ போயின்னு இருக்கு விட்டுரு உங்ககிட்ட வந்துட்டு போகிறது உனக்கு தெரியுது இல்லையோ இந்த தெரியறதில்ல வேணுங்கிறத எடுத்துக்கோ வேண்டாம் அதை விட்டுரு அது பண்ணி போயிடும் அவ்வளோ ரொம்ப சுலபம் இது ரொம்ப சுலபம் நான் நம்ம இதுக்கு கீழே தான் சொல்ல முடியுமான்னு எவ்வளோ யோஜனை முடியும் இதுக்கு மேலே முடியாது ஸோ இந்த ஞானம் இதெல்லாம் புரிதலை பற்றி கேட்டிங்க நீங்கள் என்ன பெரிய புரிதல் ஒன்றும் கஷ்டமே கிடையாது வேண்டாததை தூக்கி போடுறோம் வீடு நிறைய குப்பை இருக்குன்னா வச்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்த குப்பை தான் அது எதுக்கு தூக்கி போடணும் வைக்க போகிறது தூக்கி போட்டுருவோம் அந்த இடத்த க்ளீன் பண்ணி போடுவோம் இங்கே அது கூட அவசியம் இல்லை அது வேண்டாத குப்பைன்னு தெரிஞ்சாலே போதும் குப்பை இருக்காது போயிடும் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புருஷர்களும் சரி ஸ்திரீகளும் சரி குழந்தைகளும் சரி யாரும் இதை அனுஷ்டிக்க முடியும் அபியாசம் பண்ண முடியும் நடைமுறையில் கொண்டு வர முடியும் பெரிய பிரம்ம பிரயத்தனம்னு உடம்புல சொல்லுவோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக ஒன்றுமே ஒன்றுமே இல்லை இந்த பகவத்தையா சொல்கிறது மாதிரி அவ்வளோ எளிமை ரொம்ப எளிமையாக இருந்தால் நமக்கு அப்பீல் ஆகாது கொஞ்சம் படாடோபமாக இருந்தால் தான் அப்பீல் ஆகும் என்ன ஒரு சாதாரணமாக ஒரு வேட்டியை துண்டு போட்டு வந்தோன்னே நம்ம மதிக்க மாட்டோம் அவனே ஜரியாங்க அவசரமாக இப்போ சில்க் ஜிப்பாக போட்டு வந்தால் ரொம்ப பெரிய ஒரு இருக்கும் இப்படியே பழக்கப்பட்ட மக்கள் நாம் அதனால் இந்த எளிமையை முதல்ல புரிஞ்சுட்டாலே போகிறோம் பாதி கேம் ஜெயிச்சா அவர் ஆஃப் தி பேட்டில் சொன்னோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாள் நான் தீர்மானமாக சொல்கிறேன் என்ன தீர்மானமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு தெருவில் திண்டாடி இருக்கா அவ்வளோ ஒவ்வொரு வழியிலும் போய் முட்டி முட்டி முட்டி முட்டி முட்டி திரும்பி வந்தவன் தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ இப்போ எனக்கு எண்பத்தி எட்டு வயசாக இருது ஐயாவை விட கொஞ்சம் பெரியவன் தான் வயசில் வயசில் இது வந்த உடனே இந்த அனுபவம் மனசில் பட்ட உடனே ஐயோ இது எல்லாருக்கும் போகணுமே என் மாதிரி மற்றவன் திண்டாடப்படாது ஆணோ பொண்ணோ அதுக்கு தான் பெரும் முயற்சியாக வள எல்லோரும் பண சரவணம் ஜீவமணிலாம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு நம்மளால் அதை உதவி பண்ணணும் எப்படின்னா உதவி பண்ணுறது இந்த மாதிரி ஏன் ஒருத்தர் இருக்கார் இதுதான் அவருடைய போதனை சின்ன சின்ன சமாச்சாரங்கள் அதை அவர் பக்கத்தில் சொன்னோம்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஐயா கிட்டே வருவாங்க இந்த வழிக்கு வருவாங்க இல்லைன்னா அப்புறம் இயற்கை எப்படி விதிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் நடக்க போகிறோம் மாமா இப்போ இந்த ஞான புரிதல் அப்புறமா கூட லைஃப் லைஃப் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் தான் இல்லையா ஸோ முன்ன பின்ன தான் இருக்கும் லைஃப்பில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த புரிஞ்ச புரிதல் அடைந்த பிறகு கூட நம்மளுக்கு உங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கும் அதை நீங்கள் எப்படி மாமா டேக்கிள் பண்ணுறேன் இப்போ எப்படி டேக்கிள் பண்ணுறேன் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாமா டிஃப்ரென்ஸ் அதாவது பிரச்சனைங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆரம்பத்துலேருந்தே கடைசி மூச்சு வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் போகிறது முந்தி வந்து இந்த பிரச்சனை ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு அது அதை பற்றி நிறைய திங்க் பண்ணி அவஸ்தப்பட்டது தான் மிச்சம் நாளைக்கு உடம்புக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது படுத்துட்டா என்ன பண்ணுறது செலவுக்கு பணம் வேணுமே யார் நம்மளை கவனிச்சுப்பா என்ன பண்ணுறது எங்கே போகிறது வேண்டாத கேள்வி நீ இப்போ ஆரோக்கியமாக இருக்க இல்லையா அதிலே இருங்கிற என்ன ஏன் கல்பனை இதை கொண்டு போய் திண்டாடுற அந்த கல்பனை தான் பிரச்சனையாக வருது எந்த பிரச்சனையுமே இங்கிலீஷில் சொல்ல ஃப்யூச்சர் ஓரியன்டும்ப எதிர்காலத்தை ஒட்டினது தான் எதிர்காலங்கிறது உனக்கு தெரியுமா வர்றப்ப அது எதிர்காலம் வந்து நிகழ்காலமாக வர்றப்போ பார்த்து பப்போ எதுக்கு திண்டாடிண்டு ஸோ அது மனசை போட்டு குடையிறது இப்போ திங்க் பண்ணேன்னா இப்போ நம்ம அண்ணா தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்றைக்கோ உடம்பு சரியில்லை அது ஆர உடம்பு சரியாக இருக்க போகிறதோ இல்லையோ அது வேறு விஷயம் அது அப்போ பார்த்து போவோம் இப்போ இதுக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் தோண ஆரம்பிச்சிது அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக தான் எந்த சின்ன பிரச்சனை கூட <coughs> காத்தால இந்த காஃபி சாப்பிட இவ்வளோ தூரம் நடந்து போடுமே நம்ம வீட்டை காஃபி பிடி ஆகி போயிடுச்சு இது என்னடா பிரச்சனை நம்ம தலையெழுத்தை பார்த்தியா இங்கே நடந்து போய் அஞ்சு ரூபா கொடுத்து காஃபி சாப்பிட்டு வர வேண்டியிருக்கு இது எதுக்கு வீட்டில் காஃபி இல்லை போய் சாப்பிட்டு வர வேண்டியது தானே இது ஒரு பிரச்சனையாக நாம் டெவலப் பண்ணிக்கிறோம் நாமளாக உண்டாக்கிட்டு அதை பெருசாக்கிக்கிறோம் இப்போ ஐயாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் காஃபி இல்லையா சரி போட்டுக்கலாம் ஆ போட்டுக்கலாம் நாங்கள் தான் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடும் போமே சிம்பிளாக போயிடுத்து எந்த பிரச்சனையுமே பிரச்சனையாக இல்லை அது ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு பதில் பின்னாலேயே வந்துடுறது அதனால் தி பாடி அதான் எத் பாவம் தத் பவத்தின்னு ஆங்கில இது வடமொழியில் சொல்கிறாப்புல நினைக்க தனக்குன்னு நம்ம பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா சரி அங்கே போய் காஃபி சாப்பிட்டு வரலாமா அஞ்சு ரூபா கொடுத்து என்ன பார்த்து பர்ஸ் எடுத்துட்டாச்சு அஞ்சு ரூபா போட்டுட்டாச்சு போயாச்சு கடையில் காஃபி சாப்பிட்டு ஜோரி முடிஞ்சு போச்சு அப்புறம் நான் அப்புறம் ஹோல் டேஸ் பிஃபோர் யூ அப்புறம் பிரச்சனை ஒன்றும் இருக்கிற பள்ளத்தில் வந்தால் தான் பிரச்சனை ஸோ பிரச்சனை வந்து பிரச்சனையாக இருக்கிறது இல்லை <clears throat> அதனுடைய பலமே இல்லை அந்த பிரச்சனையில தான் சும்மா அது எண்ணெய் எண்ணெய் அளவில் தான் இருக்குது அதுவும் போய்டுறது அது இது என்ன வேண்டாத எண்ணமாக இடம் தோன்றது அதனால் பாடி என்ன கேட்டேன் கேட்டேன்னம்மா இது உடலில் வந்து ஒரு விதமான ஊருன்னு தமிழில் சொல்கிறப்பல இடைஞ்சலே இல்லை பாடி நிம்மதியாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் இப்போ இங்கே எண்பத்தெட்டு வயசுக்கு முந்தா நான் வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் பாடினேன் நேஷனல் ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராம் அது ஆல் இண்டியா ரேடியோவில் எல்லாம் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு நான் ரெண்டரை மணி நேரம் உட்காரணும் வாய்ஸ் டெஸ்ட்டு அது இது மைக் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி இண்டியில் பண்ணி ஸோ ப்ரோக்ராம் கண்டினியூ நான் நடுவில் கட்டே பண்ணாதீங்க நேராக எடுத்துருங்க எங்கேயுமே நிறுத்த வேண்டாம் உங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நானே கேப் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பாடிவிட்டு இந்த இன்ஜினியர் கடை சார் இப்படி மூணு மணி நேரம் சப்பனம் கட்டி உட்காந்துருக்கீங்களே முடிச்சுதான் உங்களால் அப்படின்னு முடிஞ்சது சார் உட்காந்துருக்கேன் இல்லைன்னா நடுவில் காலை நீட்டியிருப்பேன் அதெல்லாம் அநாகரிகம் அதெல்லாம் பண்ணக்கூடாது முடியும் சார் முடியும்னு நினச்சா முடியும் யோஜனை பண்ணிங்கன்னா நடக்காது இந்த பாம ஐயாவனுடைய ஒரு வழிகாட்டல் தான் இதெல்லாம் நீ நினச்சா உனக்கு உடம்பு சரியில்லை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஐயோ ரொம்ப வயசாகிடுது தள்ளலை முடியல இந்த வார்த்தை சொன்னால் எஸ்பெஷலி பெண்களுக்கு சொல்கிறேன் வயசாகிடுத்துமா தள்ளலை ஒன்றுமே முடிய மாட்டேங்கிறது வயசாகிடுத்தோன்னு அப்படின்லாம் சொல்லுவேன் நீங்கள் வயசாகிடுதுன்னு சொன்னீங்கன்னா ஃபினிஷ்ட் உங்கள் உடல் வந்து அறுபதுல இருந்தால் கூட இரநூறு வயசு மாதிரி ஆகிடும் சுண்டு வரல கூட நாட்ட முடியாது அந்த வார்த்தையே சொல்லப்படுது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அது வேண்டாத வார்த்தை அந்த வேண்டாத சிந்தனை ஆல்சோ எண்ணம் ஆல்சோ என்னதுக்கு அனாவசியமாக வயசாகிடுத்து வயசாகிடுது நான் சரி வயசாகிடுது என்ன வயசாகிடுதுன்னா என்ன மீட்டர் விஷயம் மறந்துருக்காங்கடா ஏன்னா பத்து வயசுலேயும் ஏன்னா பிறந்தவங்க போகிற குழந்தைகள் இருக்குது நூறு வயசுக்கு போகிறவா இருக்காங்க எத்தனையோ காலம் எப்படி தீர்மானம் பண்ணுறதோ அப்போ பண்ணிட்டு போகிறது நீ எதுக்கு அனாவசியமாக தள்ளல வயசாகிடுது இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு ஏன்னா பெரியவங்க சொல்லி சொல்லி கேட்டு நமக்கு பழக்கம் அதை நம்ம திருப்புறோம் ரெண்டாவது இந்த மாதிரி வயசாக எடுத்து முடியல இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னா இல்லையோ ஒரு பெருமை அதை சம்பாதிச்சுக்கணுமோ இல்லையோ என்னால் முடியும் எண்பத்தெட்டு வயசில் உட்காந்து மூணு மணி நேரம் பாடினேன்னு சொன்னால் அது ஒரு பெருமை எனக்கு இப்போது அதுக்காக நான் அந்த பெருமைக்கோசரம் நான் பெருமையெல்லாம் பட்டாச்சு எதுக்காக சொல்கிறேன் கேட்டால் நினச்சா நினைக்க தனக்கு நினச்சா முடியும் இல்லைன்னா முழங்காலம் மடிக்க முடியாது ஸோ நினைக்கிறதுங்கிறப்போ அது நல்லது நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியும் கெட்டதில் நினைக்கிறது நமக்கு தெரியும் நல்லதே நினச்சிக்கிட்டு போவோமே கெட்ட எண்ணம் வர்றப்போ அதை விட்டுடுவோம் அதை ஒன்றும் தடுக்க வேண்டாம் அது பாட்டே வந்துட்டு போட்டோம் அதான் ஐயா சொல்கிறது அதுதான் நீ நிறுத்த முடியாது எண்ணத்தை நிறுத்த முடியாது ஒன்றா நீ ஒன்றும் அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணலை உண்டாக்கலை இருந்தோ வருது எங்கே வேணால் போயிட்டு போட்டு விட்டுரு அவ்வளோதான் ஒரு பெரிய கட்டையை தூக்கி ஆற்று வெள்ளத்தில் போட்டால் அது பாடி முதந்துன்னு போயிட்டே இருக்க முடியாது அந்த பிரவாகத்தில் அந்த மாதிரி முதந்துன்னு போயின்று அவ்வளோதான் சூன்ய பிரவாகம் அது அழகான வார்த்தை அதில் போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஒன்றும் ஒன்று கூட தொடாது ஒன்று நிம்மதியாக போயின்னு இருக்கலாம் ஆமாம் நீங்கள் சோறு கிடைக்கல ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல சாப்பாடு இல்லைன்னா என்ன ராத்திரி பார்த்துப்போம் கிடைக்கலன்னா அப்படி போனேன்னா பத்து பேர் கொண்டு வந்து சோத்தம் கொடுத்துட்றாங்க என் அனுபவம் ஒரு ஊரில் மாட்டின்ட்டு அங்கே நம்ம அரிசி இதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டேன் பசிக்கிறது சாப்பிடணும் அந்த அங்கே எல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் தான் நிறையா இருக்கு பழக்கம் இல்லை என்னடா பண்ணுறது சரி விடு நீ கிடைக்கலன்னா நான் போனால் போட்டு போடுறது அதனால அப்படின்னு அவன் நான் வெஜிடேரியன் தான் இருக்குது எனக்கு பழக்கம் இல்லை சாப்பிட்டு என்னடா பண்ணுறது பரவாயில்ல இருந்தால் இருந்துட்டு போகிறப்ப என்ன பாட்டில் நிறைய ஜலம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் எங்கே போகிற இடத்துல வாழைப்பழம் கிடைக்கும் சாப்பிடலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அங்கே இந்த மிட்டாய் வாழா ஒருத்தர் இது வடதேசத்தில் நடந்தது மிட்டாய் பாலா கூப்பிட்டு ரொட்டி இருக்க வாங்கிச்சா எதாவது சாப்பிடேன் அப்படின்னு விலை கொடுத்துருந்தான் ஏன் இங்கே நீ இருக்கேன்னே தெரியாதியா குடிக்கா ரொட்டி குடிக்கான்னு ரொட்டி சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பணத்தை நமஸ்காரம் நீங்கள் சாப்பிட்டதே எனக்கு மகாபாக்கியம் போகணும் என்ன என்ன என்னையா தெரியும் பாக்கியங்கிற என்ன சன்னியாசியாக சாதுவேன் நான் ஒரு வாங்கி சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு வந்து நிற்கிறேன் எனக்கு கொடுத்து கொடுத்து விட்டு பணம் வாங்க மாட்டேங்கிறிய வாங்கிக்கோ பணம் கழுத்தில் உட்காந்து பணத்தை கொடுத்தேன் அது வேறு விஷயம் எனவே அங்கே ஒருத்தன் கூப்பிட்டு பாய் சாப் அக்கலிய கானா ரக்கா ஹுவாய் ஹாய் ஆயிடு உனக்காக சாப்பாடு வச்சுருக்க வந்து சாப்பிடுங்க இது எனக்கு ஒரு ஆச்சரியம் எனக்கு ஒரு ஆச்சரியம் இங்கே வந்து அந்த நம்ம பகவத்தையா பிரின்சிபலில் போடுறப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஒரு வார்த்தை கூடவே சொல்கிறேன் நான் அதிக பிரசங்கித்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நிலையில் நம்ம வந்து ஐயா வழியில் போகிறப்போ எந்த நிமிஷமும் இயற்கை வந்து உனக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இப்போ நம்ம மொழியில் சொல்லணும்னா இந்த வழியில் போனோம் பகுத்தையா வழியில் போகிறப்போ ஆண்டவன் கூடவே இருக்காங்கிற ஒரு பாவம் இது புரியறதுக்கு அவசரம்னு சொல்கிறேன் எப்போவுமே ரெடியாக இருக்குது உனக்கு என்ன வேணும் அது வந்து சேர்றது ஒன்றும் இல்லைம்மா அதான் எனக்கு எது தேவையோ அது கட்டுறது கிடைக்கிறது நான் எது வேணும்னு ஆசைப்படுறேன்னா அது கூட வருது நான் இது ஆசைப்படுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் நான் சொல்கிறது ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை நடக்கிறத நடக்கட்டும் அப்படிங்கிற பாத்திர போயிட்டு அது அதிகா வழி அதுதான் சில சமயங்கள் அப்படி இருந்தால் நன்னா இருக்கும் போல் இருக்காது சரி வேண்டாம் இது எதுக்கு இந்த அண்ணன் ஆனால் நடந்துடும் இதெல்லாம் ஒரு உங்களெல்லாம் உத்வேகப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் சொல்லலை நடந்ததை சொல்கிறேன் நான் எந்த புஸ்தத்துலேயும் இதெல்லாம் படிக்க என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் ஐயா வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இது இங்கே மதுரை பக்கத்தில் சொல்லப்பட ஹாயாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டேன் ஹாய்னா என்ன சார் அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை நிம்மதியாக அதான் ஹாயாக இருக்க வழி காமிச்சதே ஐயா தான் இந்த ஜென்மாவில் எத்தனை ஜென்மாவோ தெரியும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் கடன் பட்டிருக்கேன் பகவத் ஐயா அவர்களுக்கு அந்த மாதிரி ஐயாவோட சங்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க ஆனால் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது அதை பூர்ணமாக முழுமையாக அதை நாம் அனுஷ்டிக்கணும் பெரிய சமாச்சாரம் ஒன்றும் கிடையாது இது உபாசனை மாதிரியெல்லாம் வெளியில் நாலு மணி நேரம் பூஜை மூணு மணி நேரம் பூஜை ஏழு தடவை ஸ்நானம் குளிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசாமல் நீ பாட்டே போட்டுடு ஓம் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டா நீ பாட்டி வண்டி வண்டியில் போகிறியோ ஏரோப்ளைனில் போகிறியோ காரில் போகிறியோ ரயிலில் போய் நீ பாட்டி கூடவே போய்டும் அதெல்லாம் ஒரு பொருட்டும் கிடையாது எதாவது வந்தால் நினச்சி இது வேண்டாம் இது வேணுங்கிற அந்த அபிப்பிராயம் கூட இல்லாமல் போயிடுது இந்த எண்ணம் நமக்கு வேண்டாமே அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது தானாக வராது எந்த எண்ணம் அவசியமாக தான் வருது இது வந்து அநேகமாக ஒரு மாதம் அபியாசம் பண்ணாலே ஆரம்பமாயிடுறது எண்ணமே உங்களுக்கு இல்லையா சார்னு ஒருத்தன் காட்டேன் யார் சொன்னால் இல்லைன்னு நிறைய இருக்குப்பா அப்படிமே ஆனால் எனக்கு தேவையான எண்ணங்கள் ரொம்ப குறவு தான் அது வர்றப்போ அதை உபயோகப்படுத்திக்கிடுவேன் நான் தேவையில்லாம் குப்பை குப்பையாக நிறைய லாரி லோடு வருதுப்பா ஒரு வண்டி வண்டி வண்டியாக வருது வரட்டுமே எனக்கு என்ன எங்கேருந்தோ வருது அது எங்கேயோ போயின்னு இருக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருவேன் இதைத்தான் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா இப்போ இந்த மனசு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் எது வந்து அவசியம் எது வந்து தேவையில்லை நம்ம வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் மனசை பற்றின ஒரு மேனுவல் ஒரு மைண்டை பற்றி நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இப்போ லைஃபே ஈஸியாகிடுறது இல்லையா மாமா ஸோ இது வாளுக்கு நீங்கள் உங்களோட இந்த காலத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் அப்புறம் பெரியவாள் ஆகட்டும் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே புரிஞ்சு கேள்வி கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் இது ஐயாவோட வழி புரிஞ்சவங்களுக்குன்னு இல்லை புரியாத ஆளுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் நான் நமக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது முக்தின்னா தெரியாது இந்த முக்தின்னு எடுத்தால் என்ன அதுக்கு ஜீவன் முக்தி அந்த முக்தி விதேக முக்தி என்பது ಸ್ವಲ್ಪ சமாதின்னு ஒன்று சொல்லுவோம் நிர்வியல்ப சமாதி சபிகல்ப சமாதி சகஜ சமாதி எல்லாம் இருக்கலாம் இல்லைங்கிறதில்ல நமக்கு தெரியாது சும்மா செ கேட்டுக்கிட்டே இருக்குமே தவிர அது என்னன்னு புரியாது நமக்கு ரெண்டாவது அதுக்காக உழைக்கவும் நம்மளால் முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் முடியவே முடியாது சும்மா சொல்லிகிட்டு இருக்கலாம் நான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் பூஜை பண்ணுறேன் இருபது மணி நேரம் தியானம் பண்ணுவேன் வாழ்நாள் காலையில் நான் பண்ணி பார்த்தவன் சொல்கிறேன் ஐயாவோட புரிதல் அஞ்சு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இது இதுக்கு மேலே தான் சொன்னது இதுக்கு மேலே எளிமையாக யாரா இனிமேல் எந்த அவதாரம் வந்தாலும் கூட சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு எளிமையாக முடிச்சுவிட்டார் அவர் இது நம்மளுடைய ஒரு பாக்கியம் அவர் இருக்கிறது ஸோ இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் இங்கிலீஷில் சஜஷன் என்ன அட்வைஸ்னு சொல்கிறேன்னா சஜஷன்னு சொல்கிறேன் சின்ன சின்ன வாழ்லேருந்து பிரிவாக வரைக்கும் சிறு குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரைக்கும் ஆண் பெண் உள்பட அனைத்துக்கும் இந்த மாதிரி ஒரு எளிய வழி இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டு அதை வழக்கத்தில் கொண்டு வாங்கும் இங்கே இதுக்கு பெரிய முயற்சியும் வேண்டாம் பயிற்சியும் வேண்டாம் ஐயா சொல்கிறாப்புல உட்காந்துண்டு எது வேண்டாத தாட்டு எது வேணுங்கிறத நடந்து போயிட்டு இருக்கிறப்ப வேணுங்கிறத வச்சுங்க வேண்டாம் தூக்கி விட்டு அது பாட்டி போயிட்டார் இதனால் இதுக்குன்னு முயற்சிங்கிறதே இதில் இல்லை நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் வந்துடுறீங்க அங்கே யுவர் ஈகோ கம்ஸ் இன் என்ன நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறது அவசியமே இல்லை அது உங்களை கேட்டுக்கிட்டு ஒன்றும் அந்த எண்ணங்கள் வருதில்லை கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள் உங்களை கேட்டுன்னு அந்த எண்ணங்கள் வருது எங்கேருந்தோ வருது எங்கேருந்தோ வந்தது எங்கே வேணால் போயிட்டு போட்டோம் நமக்கு என்ன புரிதல்ங்கிறது ஒன்று சொல்லும் ரெண்டு ரெண்டு நாலுன்னா புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அவ்வளோதான் அதுதான் புரிதல் அதுக்கு அது இந்த மாதிரி இடங்களில் வரப்போ நம்ம புரிதல்லாம் தனியாக ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது போல் இருக்குது அது ஐயா சொல்கிறத நம்ம அதை பார்த்து இதே தான் மூணு மூணு ஆறுன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அதே தான் அவர் ஐயாவும் சொல்லிகிட்டு இருக்காரு உட்காந்தாச்சுன்னா ஒரு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தாலே வேண்டாத நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தாலே வேண்டாத எண்ணம் எது வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் புரியுறதுங்கிற நான் சொல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எது வேண்டிய எண்ணம் எது வேண்டாத எண்ணம்னு அதுதான் புரிஞ்சுக்கிறது வேண்டாத எண்ணத்தை உள் நீங்கள் ஒன்றும் அதோட மன்னாட வேண்டாம் போராட வேண்டாம் அது போயிடும் தானாக போயிடும் வேண்டுங்கிறத வந்து இப்போ எழுந்தவுடனே சரி நாலு பேர் வந்துடுவாங்க அதுக்கு சமைச்சாடணும்னா உடனே புறப்படுங்க வெரி சாரி நாலு பேருக்கு சமைக்கணும்னா நமக்கு எல்லாம் பண்ணி ஆகணும் கரெக்டாக பண்ணணும் நாலு பேர்னா நாலு பேருக்கு தான் பண்ணணும் அது ஆறு பேருக்கு இருக்கக்கூடாது மிச்சம் விழக்கூடாது மூணு பேருக்கு இருந்தால் போகாமல் போயிடும் அந்த அளவெல்லாம் திருந்த செய் அழகாக ஜம்பன் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது அது பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு காரியமும் நம்ம பண்ணுறது நேர்த்தியாக இருக்கும் எந்த காரியமே ஒரு பாத்ரூமில் போய் பல் தேய்ச்சிட்டு வரவங்க கூட அதை க்ளீனாக பண்ணிட்டு வந்தோம்னா அது ஒரு திருப்தி கூட மனசுக்கு அது க்ளீனாக பண்ணிட்டு வந்திருக்கோம் அடுத்தவங்க உள்ளே போகிறப்ப பல் தே யாராவது பல் தேய்ச்சிட்டு போயிருக்காளான்னு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நீ எப்படி உள்ளே போறியோ அந்த மாதிரி அந்த பாத்ரூமை விட்டுட்டு வரணும் கண்ணா பண்ணான்னு பண்ணக்கூடாது இந்த திருந்த செயல அதனுடைய ஒரு தத்துவம் இது வரணுமே கிடையாது நான் செய்கிறத திரு திருத்தமாக கண் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா அது சேவனத்தை திறந்த செய்து விட்டோம்னா நமக்கே ஒரு உள்ளத்தில் ஒரு அமைதி அப்பாடா நல்லா ஒரு நாலு பேருக்கு சமைச்சு வச்சாச்சா இப்படி இருந்து ஃபேன் கடையில் உட்காந்தோடனே அந்த அந்த ஃபீலிங் எப்படி உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு நல்லா தெரியும் அது எப்படின்னு எப்போ வேணால் வரட்டும் நாலு இங்கிற ஒரு பாவம் தான் அந்த மாதிரி அந்த செய்வனத்தை திருந்துச்சு எப்போ வர முடியும் உனக்கு வேணுங்கிற எண்ணம் எடுத்துக்கிறப்ப தான் அதை பண்ண முடியும் இல்லை அதுவும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும் செயல்பட்டே ஆகணுங்கிறப்ப அது என்ன பண்ணிவிடுவோம் வேண்டாத விட்டுருவோம் இப்போ என்னத்துக்கு அனாவசியமாக அதை கையில் எடுத்துன்னு ரெண்டாடுவானே நான் பிரதம மந்திரியாக இருந்தா அப்படின்னா முடிய போகிறது காரியம் இல்லை நினச்சி என்ன லாபம் அந்த பதினஞ்சு நிமிஷமும் வேஸ்ட்டு உடம்பு கெடுதி உட <laughs> ஆரோக்கியம் இருக்காது அதனால் நம்மளுக்கு ஒரே ஒரு இன்றைக்கி வந்து இயற்கை கொடுத்த வரம் பெரிய வரம் மாபெரும் வரம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஐயாவை புகழ்ந்து பேசி அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ஐயா வழியை ஒசத்தி பேசி அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது நமக்குத்தான் அது பாக்கியம் நமக்குத்தான் அது ஒரு நல்லது இது இந்த வழியில் இருக்கிற உங்கள் மாதிரி ஒரு கோ ட்ராவலர் கோ பேசஞ்சர் இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன் இந்த ஸ்டேஷனில் இட்லி காஃபி சாப்பிடாது அடுத்தாப்புல நான் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு காஃபி ஒரு ஸ்டேஷன் வருது அங்கே இட்லி காஃபிலாம் நல்லா கிடைக்கும்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஒரே இடத்துல நின்று வேண்டாத தின்னு இருக்காதிங்க நல்ல இடம் கிடைக்கிறது இது என் அனுபவத்தில் என் பிரயாணத்தில் நான் சொல்கிறது என் மாதிரி நீங்கள் அனாவசியமாக பிரயாணம் பண்ண வேண்டாம் நேராக ஸ்ட்ரைட்டாகவே ஐயா கிட்ட வந்துடலாம் அவர் சொல்கிறத நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி பகவத் ஐயா சொல்கிற வழி தான் இது ஒன்றும் பகவத் ஐயா வழியை பரப்புறத்துக்காக நான் பேசலை இந்த பகவத் ஐயா வழி ஒன்று இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேசுகிறேன் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ பாக்கியம் இருக்கோ வந்து பயனடைஞ்சு உங்களால் இன்னும் நாலு பேரை பட பயனடைய வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன்னா நம்ம மாதிரி மற்ற பக்கத்தில் கூட பக்கத்து வீட்டுக்கான சிரமப்படுறான்னா நம்ம சந்தோஷப்பட போகிறதில்ல என்னமோ பாவம் கஷ்டப்படுறார் அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அந்த கட்டத்துலேருந்து அவளை நி நிவாரணம் பண்ண முடியும் அவர் சொல்லப்போனா இந்த ஐயா ஐயாவின் செய்தியை உலகங்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பகவத் பாதையார் பார்த்தெல்லாம் அடிக்கடி வரும் அது நாம் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை உலகம்னா நம்ம போக முடியறதில்ல தெரிஞ்சவாளுக்கு சொல்லலாம் கூட்டிகிட்டு வந்தால் இல்லை புஸ்தகத்தை கொடுங்க ஐயா ஞான விடுதலை கொடுங்க பகவத் ஐயா பகவத் பாதை விருது அதை கொடுங்க கொடுத்து கொடுத்து கொடுங்க அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஐயா கிட்ட வருவாங்க ஐயா வழியை பின்பற்றுவாங்க நம்மளால் நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும் நீ வந்து அந்த முறையை கைப்பற்றி பா நீ போ போய்கிட்டு இருக்கியா அதெல்லாம் கேட்க வேண்டாம் சொல்லிவிடுவோம் அப்புறம் காது நம்ம வண்டியில் ஏற்றி விட்டுருவோம் அப்புறம் பிரயாணம் பண்ணுறது அவ பொறுப்பு அந்த வண்டியில் உட்காந்துட்டு போகிறாளா இல்லை திருப்பி இறங்கிடலாம் நமக்கு தெரியாது அதனால் நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு இருக்குது அதை மற்றவாளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு முடிகிற அளவுக்கு அனுபவப்பட்டுடணும் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு மேலே அனுபவம்லாம் வந்துடும் பண்ணிடணும் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா சேர்ந்து இந்த செய்தியை பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொடுப்போம் ஐயா ரொம்ப நன்றி உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்கள் எல்லாருக்கோசரம் டைம் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் நிறையா சொல்லியிருக்கேன் ஆன்மீகம்னா என்ன மைண்ட் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஐயாவோட புரிதல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சு எல்லாமே எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னது தான் பட் இருந்தாலும் நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயா என் கடமையைத்தான் நான் செய்தேன்னு மனசு சொல்கிறது இதுக்கு நன்றியே வேண்டாம் அவசியமே இல்லை எந்த நன்றி எதிர்பார்த்து ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் அப்படின்னு நான் நன் ஆனால் இது ஃபார்மலாக இதை வழக்கமாக சொல்ல வேண்டிய சமாச்சாரம் சொல்லியிருக்கீங்க அதுக்கு நான் திருப்பி நன்றி அறிதல் சொல்லியிருக்கேன் அவ்வளோ நன்றி ஐயா ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் முக்தி ஞானம் அப்படின்னு புரியாதவங்களுக்கு கூட ஆமாம் ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்து இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி புரியாததுக்கு பின்னால் போய் எங்கே போய் நிற்க போகிறோம்னு தெரியாது புரிஞ்சதுன்னா எங்கேயும் போகணும் இருந்த இடத்துலையே நம்ம பண்ணிவிடலாம் இது சிம்பிள் புரியாத பின்ன எங்கே போய் நிற்கும் தெரியாது ரெண்டு ரெண்டு மைலா நாலு மைலா ஏழு மைலா ஒன்றும் புரியாது புரிஞ்ச இடம்னா இந்த இந்த பக்கத்தில் வாழைப்பழ கடையில் போய் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அவங்க தெரியும் வாழைப்பழ கடை வாங்கிட்டு வந்துவிடலாம் அந்த மாதிரி புரிஞ்சது பண்ணுறது ரொம்ப சுலபம் தெரிஞ்சதை பண்ணுறது ரொம்ப சுலபம் புரியாமல் பெரியவா சொல்லியிருக்கா சின்னவா சொல்லி இதெல்லாம் வார்த்தைகள் தான் நான் பெரியவா சொன்னதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை அவள் அவள் அனுபவத்தை சொல்லிவிட்டு போயிருக்கா they are right in their own ways அதோடு விட்டுறணும் நீலாம் அந்த கிட்டக்க கூட போக முடியாது இன்றைக்கி இருபது இருபத்தொன்னுலேருந்துண்டு ஆதிசங்கரர் மாதிரி இருக்க முடியுமா அதெல்லாம் சொல் அது வார்த்தைக்கு சொல்லணும் என்ன ஐயா மாதிரி தான் இருக்க முடியும் அதை பின்பற்றுவோம் அவ்வளோ Thank you. Thank you. Thank you.